phone. One minute you're here and the other you're gone. Where do we roam? I'm starting to wonder if I'm on my own. If I'm on my own. Now I feel love, I feel it's not meant for me. control. Now I'm in control. I wanna go. All of a sudden now you're saying no. You're saying no. Now I feel love. Tulip season start ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சிலேயே ஒரு பெரிய டூலிப் ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலந்து ரிச் ஃபார்ம்ஸ் இது ஈஸ்டர்ன் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் தான் இந்த ஹாலந்து ரிச் ஃபார்ம்ஸ் இது இந்த ஏப்ரலோட ஸ்டார்டிங் ஒரு செகண்ட் வீக்லேருந்து ஏப்ரலோட எண்ட் வரைக்கும் இந்த சீசன் இருக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் இதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்டர்லேயே இருக்கனால உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக நல்லாவே இருக்கும் நீங்கள் கிட்ஸ் கூட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு செம்ம ஒரு ஒரு ம ஒரு என்ஜாய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக தான் இருக்கும் அதை பற்றின வீடியோ தான் இந்த இதில் இருக்குது பார்ப்போம் நீங்கள் அந்த ஃபார்முக்குள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் எத்தனை பேஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஃப்ளவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் ஸோ நீங்கள் ஃபைனலாக ரிட்டர்ன் வெளில போகும்போது நீங்கள் பே பண்ணி அந்த பூவெல்லாம் நீங்கள் டூலிப் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ மறக்காமல் இங்கே எடுத்துக்கோங்க நான் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெயின் நிறையா இருந்துச்சு மார்னிங்கில் நிறையா இருந்துச்சு நான் பட் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் போனதுனால எனக்கு ரெயின் பெருசாக மழை எதுவும் இல்லை பட் ஆனால் அந்த கொஞ்சம் சேராக இருந்துச்சு பட் அது நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் கிட்ஸ் கூட போனீங்கன்னா அவங்கள ஜாலியாக விளையாண்டுட்டு வருவாங்க ஸோ இது வந்து நீங்கள் வெதர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க பட் ஆனால் இன்னொரு டூ வீக்ஸ் தான் இந்த ஃபார்ம் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியாது வாங்க பார்க்கலாம் இந்த ஹாலண்ட் ரிச் ஃபார்ம்ஸோட மொத்த இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பத்தி மூணு ஏக்கர் ஸோ இந்த நூற்றம்பத்தி மூணு ஏக்கரையுமே வந்துட்டு ஒரே ஒரு ஃபேமிலி தான் நூற்றம்பது வருஷமாகவே ஓன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி சம்மர் டைமில் சன்ஃப்ளவர் அதே மாதிரி ஃபால் டைமில் பார்த்தீங்கன்னா பம்கின் ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க பேஸ்ட் ஆன் சீசனுக்கு தான் வந்துட்டு வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து டூரிஸ்ட் அட்ராக்டிவ் மாதிரி நிறையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா பெட்டிங் ஜூ ப்ளே கிரவுண்ட் அப்புறம் ரீட்டைல் மார்க்கெட் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே செல் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க ஸோ இவங்க வெரைட்டி ஆஃப் டுலிப் ஃப்ளவர்ஸ் வந்து இந்த இதில் வச்சுருந்தாங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஃபுட் கோர்ட்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கார்ட்டெல்லாம் இருக்கும் நீங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சிலே இருக்கக்கூடிய ஐ மீன் ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டொலிப் ஃபார்ம் தான் இந்த ஹாலண்ட் ரிச் ஃபார்ம்ஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து இவ்வளோ பெரிய ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏக்கர்ஸில் வந்துட்டு எங்கேயுமே இவ்வளோ பெரிய டுலிப் ஃபார்ம் நீங்கள் பார்க்க முடியாது பட் இருக்குது பட் விர்ஜினியாவில் கூட இருக்குது பட் இதே நியூ ஜெர்சியில் இன்னும் சில இடத்துல எல்லாம் இருக்குது பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபார்மாக இருக்காது பட் கொஞ்சம் சின்ன ஃபார்ம் தான் அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தோணும் பட் இங்கே இடம் பெருசுங்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ ட்ரோனில் வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அது எவ்வளோ பெரிய ஃபார்முன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரோனில் ஒரு சைடு தான் நான் எடுத்தேன் கார்ட்டுக்கு பின்னாடியுமே இன்னும் உங்களுக்கு பெரிய ஃபார்ம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நீங்கள் நீங்கள் அதையுமே கூட போய் பார்க்கலாம் நீங்கள் ஸோ நான் இன்னொரு இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் நான் நான் எடுத்துருந்தேன் ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு ஃபார்ம் ஏதாவது போனனாலோ இல்லை இன்னொரு டூலிப் ஃபெஸ்டிவல் எங்கேயாவது போனனாலோ நான் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் thank you so much and take care bye